Hi everyone welcome to my YouTube channel இன்றைக்கி நம்ம சேனலில் எங்கள் அம்மா ஒரு ஸ்பெஷல் ரெசிபி குக் பண்ண போகிறாங்க வாங்க போய் பார்க்கலாம் ஹாய்மா இன்னைக்கு என்னம்மா செஞ்சு காமிக்க போறீங்க மிளகு உளுத்தம் பருப்பு ஜீரகம் பருப்பு வெந்தயம் கடுகு மஞ்சத்தூள் தனியா வெள்ளம் கொஞ்சம் பூண்டு புளி ஒரு சின்ன எலுமிச்சம்பா சைஸ் பெருங்காயம் ஆயில் நெய் நெய் கொஞ்சம் உப்பு மிளகாய் வத்தல் கருவேப்பிலை Però lo torniamo a rimettere. ரெண்டு ஸ்பூன் சுத்தம்பருப்பு ரெண்டு ஸ்பூன் துவரம் பருப்பு தனியா தனியா மூணு ஸ்பூன் நல்லா வறுத்துட்டு மிளகா வட்டல் மூணு மிளகா போட்டுறேன் கொஞ்சம் பொன்னரமா ஆனோன்னு இந்த வாசனை வரணும் பொன்னரமா ஆகணும் கருவேப்பிலை நல்லா அலம்பி வாஷ் பண்ணி வச்சு நல்லா ஒரு கைப்பிடி அளவு நல்லா அரை பேஸ்ட் பண்ணணும்ப்பா மிக்சியில ஆற வச்சு பேஸ்ட் பண்ணணும் இந்த ஆறதுக்குள்ள நம்ம புளி தண்ணியை கொதிக்க வச்சுக்கணும் ஓகே ஆயிட்டு கொஞ்சம் நிறையவே நல்லெண்ணெய் கடுகு ஒரு அரை ஸ்பூன் போடணும் வெந்தயம் ஒரு கால் டீஸ்பூன் போடணும் ஒரு அரை டீஸ்பூன் போடணும் கொஞ்சம் பொன்னரும் ஆனவனையும் உடனே கருவேப்பிலை போடணும் வெங்காயம் மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் முடிச்சு வச்ச பூண்டு போடணும் கூட நல்ல பச்சை வாசம் வதக்கிட்டு மிளகாய் புளியை வந்து நம்ம ஊற வச்சு கரைச்சு வச்சிருக்கேன் புளியையும் வைப்பீங்க சோ இப்போ இது கொதிக்கணும் இல்லையா இப்போ உப்பையும் போட்டுட்டு தேவையான அளவு இப்போ இது ரெடி ஆயிடுச்சுன்னு எப்படி தெரியும் கொதிக்கும் நல்லா கொதிக்கும் பச்சை வாசனை தெரியும் கொதிச்சதுக்கு அப்புறமா இந்த அரைச்சதை அரைச்சது அடுத்து அரைச்சு இந்த சரி ஓகே இப்போ இந்த இந்த இந்த நம்ம யூஸ் பண்ண இன்கிரீடியன்ஸோட கொஞ்சம் வேல்யூ சொல்ல முடியுமா அந்த ஜீரகத்துக்கு என்ன வேல்யூ கருவேப்பிலைக்கு ஜீரகம் வந்து உடம்புக்கு குளிர்ச்சி அது வந்து உடம்ப வந்து சீர் அகம் அகத்த சீர் பண்றது மிளகு மிளகு வந்து ரொம்ப வேல்யூவான பொருள் மிளகு மிளகு இருந்தா பகை வீட்டுல கூட சாப்பிடலாமாங்க விஷத்தை எல்லாம் குறிக்கக்கூடிய தன்மை இருக்கு இது வெந்தயம் வெந்தயமும் ரொம்ப குளிர்ச்சி உடம்புக்கு குளிர்ச்சியான பொருள் அதே மாதிரி நல்லெண்ணெயும் குளிர்ச்சி எல்லாம் உடம்பு குளிர்ச்சி கருவேப்பிலை கருவேப்பிலை வந்து நிறைய அயன் இருக்கு உடம்பு ஹீமோகுளோபின் வந்து நிறைய உற்பத்தி பண்ணக்கூடியது ஏ வைட்டமின் இருக்கு கண்ணுக்கு ரொம்ப நல்லது அதனால கருவேப்பிலை இதெல்லாமே நம்ம இந்த காலத்துல வைரஸோட தொந்தரவு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அதுக்கெல்லாம் இது இம்யூனிட்டி பவர் பவரை உண்டாகும் அதுதான் இதெல்லாம் சேர்த்து சாப்பிடும் நல்லா கொதிச்சிருக்கு பூண்டு கூட நல்லா அதிகமா ஆயிடுச்சு இத வந்து அதுல போட்டேன் சோ இப்போ அது வந்து இது இது பேஸ்ட் பண்ணிட்டீங்க அரைச்சி ஓகே இப்ப நீங்க அரைக்கும் போது நல்லா நல்லா நல்லா சா நல்லா இதுவா பேஸ்ட் மாதிரி நல்லா இப்போ இது அரைக்கும் போது தண்ணி விடலாமா அதுல ஆமா ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கரகரன்னு தண்ணி விடாம இது பண்ணிட்டு அப்புறம் தண்ணி விட்டு நல்லா நைஸா அரைக்கும் என்ன பிழிஞ்சு வரும் அப்படியே மூடி வச்சிருவீங்க மூடி வச்சிருவீங்க நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நெய் ஊற்றி அந்த ஜீரகமும் கொஞ்சம் கழுவப்பிள்ளையும் தாளிச்சு அதுல போடணும் கெட்டியாயிடும் அது வந்து சாப்பாட்டோட போட்டு பேசி சாப்பிடலாம் ரைஸோட தொட்டுக்கலாம் இட்லி தோசை எல்லாருக்கும் தொட்டுக்கலாம் ரொம்ப நல்லது இந்த காலகட்டத்துல மிளகு குழம்பு ரொம்ப நல்லது எனக்கு இங்கேயே அடிக்குது உங்க நீங்க பண்ற வாசனை சூப்பரா வேண்டாம் வேண்டாங்கிறவா கூட சாப்பிடுவோம் இது பார்க்கவே ரொம்ப டெலிஷியஸா இருக்கு பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லா இதுவா இருக்கு இந்த இந்த இதுல என்ன பண்ண போறீங்க இதுல நெய் ஒரு ஸ்பூன் நெய் போட்டுட்டு ஜீரகம் இந்த கருவேப்பிலை ஒரே ஒரு மிளகாய் வத்தல் தாளிச்சு ஓகே டேம்பரிங் எல்லாமே நல்லா திக்கா ஆட்டி கெட்டியாவும் கொடுப்பா சில பேர் கொஞ்சம் செமி இதுவா கொடுப்பாங்க இது எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு நாள் கூட வச்சிருந்து சாப்பிடலாம் இது கெட்டே போகாது அப்புறம் கெட்டே போகாது என்ன எண்ணெய் பிரிஞ்சு நிறைய எண்ணெய் ஊத்துறோம் ஜீரகம் ஓகே ஓகே இப்போ வந்து நெய் ஜீரகம் கருவேப்பிலை கருவேப்பிலை இப்போ தாளிப்பை ஆட் பண்ணிடலாம் அதில் ஆட் பண்ணிட்டு ம் ரெண்டு நிமிஷம் நல்லா ஓகே இது அப்பா மிளகு விட்டு ஓகே வாவ் வாசனமே பூத்தது ஓகே மிளகு அவ்வளோ நல்ல குழம்பு ஓகேமா மிளகு கருவேப்பிலை சோ மிளகு குழம்பு இப்போ ரெடி மிளகு குழம்பு ரெடி இப்போ சாப்பிட ரெடியா இருக்கலாம் சாப்பிடலாம்